வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ரிலையன்ஸில் ட்ரேட் பண்ணோம் ரிலையன்ஸில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எயிட் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அது எப்படி கிடச்சிச்சு எப்படி நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினோம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நாங்கள் பயன்படுத்தணும் எப்படி இதில் ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும் இதில் என்ட்ரிலாம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பதிக்க பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லித்தரோம் இதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு அப்புறம் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய லெவல்ஸ்னுடைய டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும் இந்த லெவல்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கிறது அப்படின்ற டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஷேர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்த ஒரே ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் தான் அதே மாதிரி இந்தியாவில் அதிக மார்க்கெட் கேபிட்டலோட வேறு இருக்கக்கூடிய ஷேரும் வந்து ரிலையன்ஸ் தான் ஸோ இது நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து சும்மா ஒன்றும் மேலே போயிட்டு வரல ஆல் டைம் ஹையான தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நியர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளாக ஸோ நல்லா ஆல் டைம் ஹை வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இறங்க ஆரம்பிச்சது அதாவது மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நாங்கள் ட்ரேட் பண்ண நினச்சது வந்து நிஃப்டி தான் ஏன்னா நிஃப்டி தான் வந்து பொதுவாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டியில் ஆக்சுவலி நேற்று தான் வந்து மோடி வந்து அவங்க வந்து நியூஸில் வந்து அப்பியர் ஆனாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி டுவெண்ட்டி லேக் க்ரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தரோம் ஸோ இதை நீங்கள் வந்து அதில் லிக்விடிட்டிக்காண்டியும் அப்புறம் ஒர்க் லேபர்ஸ்க்காண்டி இது மாதிரி விஷயங்களுக்காண்டி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று மோடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கி evening four o'clock Nirmala Sitharaman finance minister அவங்களும் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க ஸோ இப்படிலாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் கேப் அப் எதிர்பார்த்தோம் ஸோ கேப் அப் மட்டும்தான் வந்து நடந்துச்சு ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்லா நிஃப்டியில் கேப் அப் இருந்துச்சு பட் அந்த கேப் அப் ஆன கேண்டிலேயே நிஃப்டியால் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணவே முடியல ஸோ எங்களுக்கு அதுலேயே ஒரு கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு கேப் அப் தானே தவிர மார்க்கெட் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சோன்னா ரெண்டாவது கேண்டில் போகிற வேகத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் விட்டுட்டோம் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ண வேணாம் இது ஜஸ்ட் நியூஸுக்காண்டி மூவ் ஆகிற ஷேர் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஷேர் ஸோ நியூஸ் வந்து அவ்வளோவா இம்பேக்ட் உழுகலை அப்படின்னா அப்போ இது ரொம்ப வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்காது அந்த ட்ரெண்டு இருக்காது மேக்ஸிமம் ட்ரெண்ட் இல்லைனாலே கொஞ்சம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதனால் ட்ரெண்ட் இருக்காது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் ட்ரேட் பண்ணல ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிஃப்டினுடைய ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சோடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் மார்க்கெட் வந்து ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேண்டிலுடைய ஸ்பீடு வச்சும் எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணல ரிலையன்ஸ் கொஞ்சம் பெரிய ஷேர்ன்றனால அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரிலையன்ஸ் வந்து ஓப்பனிங்கில் அதே மாதிரியே கேப் அப்பு அதுக்கடுத்து ஃபுல் டவுனு அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆகிட்டு மறுபடியும் இறங்க தான் ஆரம்பிச்சிச்சு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்கிட்டு தான் இருக்குது சரி இறங்கிட்டு தானே இருக்குது எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிலையன்ஸை வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டுன்றனால செல்லிங் வந்து என்ட்ரி எடுத்தோன்னே எடுத்துட்டோம் அதுவும் இல்லாமல் பிரேக் அவுட் லெவலும் பிரேக் அவுட் ஆனனால எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல டவுனு ஸோ செல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் வந்து நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து கீழே வந்து வந்துச்சு ஸோ கீழே வரையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே இறங்குச்சு பட் மார்க்கெட் uh, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த ரேஞ்ச் வரும்போதே நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் கடைசியில் பார்த்தா அந்த ரேஞ்சு தான் வந்து இன்றைக்கி டே லோவாகவே வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் uh, எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா eight thousand two hundred rupees வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்குது ஸோ ரிலையன்ஸில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதில் எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நல்ல ஒரு இது கிடச்சிச்சு இது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பிரேக் அவுட் லெவலில் பிரேக் அவுட் ஆனோன்னே நாங்கள் வந்துட்டு அந்த செல்லிங் என்ட்ரி எடுத்தோம் அடுத்து ஃபண்டமெண்டலாகவும் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து நிஃப்டி இந்த இடத்துல தான் நிஃப்டி வந்து வருது நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஏறுனாலும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் நிஃப்டி இருந்துச்சு அதனால் பார்த்தீங்க அப்படின்னு நிஃப்டி எப்படி மூவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நிஃப்டியில் இருக்க ஷேரும் வந்து மூவ் பண்ணோம் டோட்டல் மார்க்கெட்னுடைய ஷேரே வந்து மேக்ஸிமம் அது மாதிரியே தான் மூவ் பண்ண ட்ரை பண்ணும் இதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கில் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் அதுக்கடுத்து டவுன் வருமானு பார்க்கும்போது நிஃப்டி தொடர்ந்து ச இறங்குனதுனால நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா அதை பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ நிஃப்டியும் வேமாக இறங்குது ஸோ நம்ம ரிலையன்ஸ் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணோம் நிஃப்டி இறங்க இறங்க ரிலையன்ஸ் நல்லாவே இறங்குச்சு ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம் ஸோ ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிது எப்பையும் இண்டெக்ஸில் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிலையன்ஸாக தான் வந்து இருக்குது நிஃப்டியில் வந்துட்டு ஸோ ரிலையன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இறங்குறனால ரிலையன்ஸ்லேயும் வந்து அந்த வெயிட் ஒழுங்குச்சு ஆல்ரெடி ரிலையன்ஸ் வேறு பீக்லேருந்து இறங்கிட்டு இருக்கனால நல்ல வேகமாகவும் இறங்குச்சு ஸோ இதை பயன்படுத்துனதுனால எங்களால் வந்து ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்தணும் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எப்படி எடுக்கிறது இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து கமாடிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதனோட டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி